லவுன்ஸ் டியூபின் முப்பத்தி ஏழாவது காணொளியை காண உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இக்காணொளியில் இலங்கை கொழும்புவில் உள்ள கங்கராமையா திருக்கோயிலையும் அங்குள்ள அருங்காட்சியகத்தையும் காணப்போகிறோம் இக்கோவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இது இலங்கை தாய்லாந்து இந்தியா மற்றும் சீன கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்துடன் கலந்ததை பிரதிபலிக்கிறது இந்த அருங்காட்சியகம் இலங்கையின் தலைநகரான கொழும்புவில் ஸ்ரீ ஜீனாரத்ன ரோடில் அமைந்துள்ளது திருக்கோயிலில் விகாரை பகாடா போதிட்ரி விகார மண்டிராய துறவிகளுக்கான அசம்பிளி ஹால் மற்றும் ரிலிக் சேம்பர் ஆகியவை இக்கோவிலும் அடக்கம் வாருங்கள் கோவிலின் உட்புறம் சென்று அதன் பிறகு அருங்காட்சியகத்தையும் காணலாம் திருக்கோயிலின் முன்பாகும் நமது முழுமுதற் கடவுள் விநாயகரை தரிசிக்க முடியும் விநாயகரை தொடர்ந்து ஆலயத்தின் உள்ளே சென்று கங்கராமையாவை காணலாம் வாருங்கள் இலங்கையின் தலைநகரான கொழும்பு கிழக்கு மேற்கு வர்த்தக பாதைகளில் ஒரு துறைமுகமாக நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது இது போர்த்துகீசியம் டச்சு மற்றும் பிரிட்டிஷ் ஆகியோரால் அடுத்தடுத்து ஆட்சி செய்யப்பட்டது வரலாறு அதன் கட்டிடக்கலையில் உயரமான காலனித்துவ கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகங்களுடன் காணப்படுகிறது இந்த கோவில் பௌத்த வழிபாட்டு தலம் தவிர இது ஒரு கற்பித்தல் மையமாகவும் முதியோர் மக்கள் இல்லங்கள் ஒரு தொழிற்கல்வி பள்ளி மற்றும் அனாதை இல்லம் போன்ற புத்த நலப்பணிகளில் ஈடுபட்டுள்ளது கோவிலின் ஈர்ப்பு பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்களை இலங்கைக்கு அழைக்கின்றது விகாரை ஸ்தூபம் மற்றும் போமரம் ஆகியவை சேர்ந்து பௌத்த கோவிலுக்குள் முக்கியமான முக்கோணத்தை உருவாக்குகிறது போமரம் என்பது பிபால் அல்லது புனித அத்தி மரம் அதன் கீழ் புத்தர் ஞானம் பெற்றார் இது அனைத்து பக்தர்களால் வணங்கப்படுகிறது மற்றும் பிரார்த்தனை கொடிகள் உருவாகின்றன அருங்காட்சியக அறைக்குள் புத்தரின் புனித நினைவுச் சின்னங்கள் அருகன் சிவாலி உள்ளிட்ட அவரது சீடர்கள் மற்றும் சமீபத்தில் பங்களாதேஷ் அரசாங்கத்தால் நன்கொடை செய்யப்பட்ட புனித நினைவுச் சின்னம் அனைத்து பார்வையாளர்களும் வணங்கவும் பாராட்டக்கூடிய அழகாக வடிவமைக்கப்பட்ட அறையாகும் புத்த விகாரை அற்புதமாக வர்ணம் பூசப்பட்டு சீரிய முறையில் செதுக்கப்பட்டுள்ளது இது புதுமையான சிலைகளை துடிப்பான உயிர் சக்தியுடன் தங்க வைக்கின்றது இதுபோன்று முக்கிய இடங்களைக்கான நம்ம ரவுண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் அடுத்து கங்கராமையா கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள பௌத்த ஆலயமான சீம மலக்காயா இது இதன் கட்டிடக்கலை சுற்றுலா பயணிகளுக்கு குறிப்பிடத்தக்க இடமாகும் ஈரா ஏரியின் நடுவில் உள்ள இது கோமரம் சிற்றலை நீர் குறிப்பிடத்தக்க வண்ணங்கள் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்து தஞ்சம் அடைவதற்கு இது சரியான இடம் இக்கோவில் முக்கியமாக வழிபாட்டுக்கு பதிலாக தியானம் மற்றும் ஓய்வுக்காக பயன்படுத்தப்படுகிறது Please like, share, comment and subscribe RoundsTube. Thanks for watching. RoundsTube.